முதலமைச்சர் சொல்கிறாரு கவர்னரை திட்டக்கூடாது அந்த மயராண்டி நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்காக படிச்சிருந்தான்னா அவன் காலில் பூ போட்டு கையெடுத்து கூப்பிட்டு அமுச்சிருப்பேன் எங்கள் முப்பாட்டன் டாக்டர் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னா அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா அவர் பேரை சொல்ல மாட்டேன்னா நீ போடா காஷ்மீருக்கு நாங்களே தீவிரவாதி அனுப்புகிறோம் அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும் லவடைக்க பால் உலகத்தில் ஒரே தலைவன் என் தாத்தா டாக்டர் கலைஞர் வாத்தா நீங்க ஏமாத்துறடா மச்சம் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக இருக்கான் எச்ச ஒரு அதை பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த பொட்டை தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர் நீ யாரை பார்த்துடா பேசுகிற அடங்கொம்மால ஏண்டா பிரான்ஸில் தயாரித்த வாட்சை இந்தியாவில் கையில் கட்டியிருந்தா அது தேசபக்தியாடா ஓத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கக்குச்சாடா திறந்தவன பழனிசாமி தான் வருவான் எச்ச சோறு வெட்டி போட்டால் எட்டு ஊர் துள்ளாமன் பல்ல பார்த்தியா பெருத்து போன அந்த தவளை கொட்டா மாத்திரிங்களா பெருசாக பெருத்து போய் இந்த பானை பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கான் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் ஆம்பளையாக பிறந்த ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார் இருக்கணுமா இல்லையா உங்களை தான் கேட்குறேன் இருக்கணும் ஆண்மை இருந்தால் புள்ள பிறக்குமா பிறக்காதா பிறக்கும் இல்லை அப்போ ஆண்மை எங்கள் தாத்தா கலைஞருக்கு இருந்தது எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார் தளபதிக்கு ஆண்மை இருந்தது உதயநிதி பிறந்தார் உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது இன்பநிதி பிறந்தார் ஆண்மை இருக்கிறது எங்களுக்கு பிறக்கிறது ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா எங்களை பார்த்து வயிற்றுல டீன் சாவாதி நாங்கள் வாரிசு அரசியல் நடத்துவதால் தான் இன்றும் நிலைத்து நிற்கிறது ஆனால் அதிமுகவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா பொள்ளாச்சியில் இரநூறு பொண்ணுங்களை மேட்ரு முடிச்சிக்கல அது எப்படாது அது அது உங்கள் ஆட்சியில் இல்லையா அப்பா அண்ணா திமுகன்னு ஒரு கட்சின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யோகித்து இருக்காடா எதனா உண்டா நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கம்மா எங்கம்மா எங்கம்மா எங்கம்மான்னு சொன்னீங்களே என்னடா பண்ணீங்க எழுபத்தஞ்சு நாளாக இது வேறு அதை வேறு சொல்கிறான் பழனிசாமி இது விடியாத ஆட்சி சொல்கிறான்ல அவன் எங்கன்னா இருந்தால் அவன் ஆள் எவனா இருந்தால் காதை கூட்டுவான் என் செவிட்டு போயில இருந்தால் மிஷினு வாங்கி கொடுத்துட்டு சொல்கிறேன் உங்கள் அம்மா எப்போ செத்தான்னு சொல்கிற யோகிதை உங்களுக்கு இருந்ததாடா